புனித பெனடிக்ட் ஒரு பெரிய துறவியாக இருந்தார் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிற பொழுது யாருடைய எண்ணத்திலேயாவது இப்படி பிரிந்து விட வேண்டும் திருமண வாழ்வை முறித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் அவரை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டாலே அந்த பிசாசு அவர்களை விட்டு ஓடி போகும் அந்த பகுதியிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து அவருடைய கணவர் ஒரு ஆர்டிஸ்ட் வரையக்கூடியவர் படங்களை வரையக்கூடியவர் அவருடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை எப்படியாவது இவரை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்கிற கடுமையான சோதனையிலே அவர் அகப்பட்டார் அவரோடு வாழவே பிடிக்கவில்லை அப்பொழுதுதான் அவர்கள் பெனடிக்டை குறித்து கேள்விப்பட்டார்கள் பெனடிக்டை சந்தித்து பேசினால் இந்த எண்ணம் மறைந்துவிடும் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் அந்த எண்ணத்தை யார் கொண்டு வந்தது பிசாசுகள் கொண்டு வருகிறது ஆகையினால கணவன் அந்த மனைவி பெனடிக்டை ஒரு தடவை சந்திக்கலாம் என்று முயற்சி பண்ணினா அவர் வடவாசியாக இருந்தார்கள் அவர்கள் இருந்த பகுதிகள் ஒரு மலைப்பகுதியான பகுதி அவர்கள் உள்ளே அடைந்து தான் கிடப்பார்களே வெளியே வெளியே வந்து மனிதர்களை சந்திக்க மாட்டார்கள் ஆகையினாலே அவர்களை எப்படி பார்ப்பது என்று வழி தேடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று பாப்பரசர் அந்த ஊருக்கு வருவதாக இருந்தது அவர்தான் அந்த மடத்திற்கு தலைவராக இருந்தார் ஆகையினாலே அந்த ஊரில் பாப்பரசர் வருவதனாலே எல்லா மடத்தினுடைய தலைவர்களும் கட்டாயம் அங்கே வந்தாக வேண்டும் அதனாலே இந்த பெனடிக்டும் வர நேர்ந்தது ஆமே பெனடிக்ட் அங்கே வந்ததுனாலே இந்த பெண் ஓடி போய் பெனடிக்டே சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார் பேசின உடனே இவளுக்குள்ள இருந்த அந்த பிரிவினை எண்ணம் உடனே அவளுடைய எண்ணத்தை விட்டு மறைந்து போனது ஆமே பிசாசனிடமிருந்து சில எண்ணங்கள் மனிதர்களுக்குள்ளே வருகிறது இதைத்தான் ஆண்டவர் சொன்னார் அவன் தூங்கும் பொழுது கதை கலைகளை விதைக்கிறான் என்று சொன்னார் தூங்கும் போது என்றால் என்ன கவனக்குறைவாக நாம் இருக்கிற பொழுது பிசாசு நமக்குள்ளே ஜெபம் இல்லாமல் இருக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருக்கிற பொழுது பிசாசு இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை பிரிவினை எண்ணங்களை பாவ எண்ணங்களை மனிதர்களுக்குள்ளே போட்டு விடுகிறான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தான் நிறைய பேர் அந்த தீமையான காரியங்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு சில பாவங்களிலே திரும்ப திரும்ப விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் அவைகள் வெளியேறும் பொழுது அந்த எண்ணங்களும் அவர்களை விட்டு வெளியேறி விடுகிறது ஆமே